குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு அறிவிப்பு இனி ஜாதகம் என்னிடம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நிதி அதாவது ஒரு தானம் செய்வான் இது வந்து நீங்கள் கொடுக்கும் நிதி உதவி ஒரு தானத்திற்கு அதற்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன் அதாவது நீங்கள் கொடுக்குறதில்ல கொடுக்கப்படுகிறது எழுபது சதவீதம் தானத்திற்கும் முப்பது சதவீதம் மட்டுமே நான் எடுத்துக்கொள்வேன் இந்த தானம் என்பது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு இந்த டொனேஷன் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் முதியோர் முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அந்த இல்லம் இல்லையா இருக்கு இல்லையா அவர்களுக்கு அந்த நிதியுதவி முதலில் வழங்கப்படும் பிறகு யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சை ஒரு தேவை வந்து அத்தியாவசியமான தேவை அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துன்னு சொல்லும் இல்லையா அவங்களால முடியவே முடியல அப்படிங்கிறது எல்லாமே சரி பார்த்துட்டு தான் கொடுக்கப்படும் பிறகு க மிக க ஒரு கடன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க யாரோட சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப தனியாக இது எல்லாமே இப்போ சொல்ல போகிற எல்லாமே மிடில் கிளாஸ் ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த இது இந்த உதவி செய்யப்படும் முக்கியமாக இல் எந்த ஒரு உதவியும் என்னுடைய குடும்பத்திற்கோ அத்தவருக்கோ அவர்கள் இந்த பிரச்சனை இருந்தாலும் இது கொடுக்கப்பட மாட்டாது எனது நண்பர்களுக்கும் இந்த உதவி நான் செய்ய மாட்டேன் பொதுவாக நான் யார் வந்து எனக்கு அவங்க தெரியாதவங்களாக இருக்கணும் சரிங்களா ஒரு தேர்ட் பர்சன் அவங்களுக்கு இந்த உதவி கண்டிப்பாக போய் சேரும் அப்புறம் கல்வி கல்வி ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இதில் வந்து நீங்கள் கொடுக்க போகிற பணத்தை பொறுத்துனா நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுத்தாலும் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் ஒரு இருபது ரூபா கொடுத்தாலும் ஐநூறுரூவா கொடுத்தாலும் அதில் எழுபது சதவீதம் நிச்சயமாக அந்த தானத்திற்கு மட்டும்தான் வழங்கப்படும் சரிங்களா அப்புறம் மிக ஒரு ஒரு வறுமை கோட்டு கீழே இருந்து ஒருத்தர் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற யாருக்கெல்லாம் ஆர்வம் இருந்து அது நல்ல ஐடியாவோட நல்ல பிளானோட இளைஞர்கள் அப்படிலாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உதவிங்கிறது நிச்சயமாக செய்யப்படும் அதாவது உங்களுக்கே தெரியும் நான் இது வரைக்கும் எப்படி உங்ககிட்ட நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் எவ்வளோ பணம் வர வரைக்கும் நான் உங்ககிட்ட யார்கிட்டையுமே நான் வரைக்கும் கேட்டதே கிடையாது அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னாங்கள கூட நான் வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதே இல்லை சரிங்களா இனிமேல் அப்படி இல்லை நீங்கள் பணம் கொடுக்கணும் ஆனால் எனக்கு இல்லை தானத்திற்காக டொனேஷனுக்காக நீங்கள் கொடுக்கணும் அப்படி இல்லாமல் நான் இனி ஜாதகம் இங்கே பார்க்க போவது கிடையாது சரிங்களா இது வந்து நீங்கள் ஒரு ஆகாமிய கர்மாவை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க நானும் கிரியேட் பண்ணுறோம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம வந்து உருவாக்க போகிறோம் ஆகாமிய கர்மா ஒரு நல்ல கர்மாவை ஏதோ ஒரு வழியின் மூலமாக நீங்கள் யாருக்கோ உங்களை அறியாமலே நீங்கள் உதவி செய்ய போகிறீர்கள் சரிங்களா இது என்ன பண்ணும் நீங்கள் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் கீழே இருக்குது அண்ட் ஐயோ அதெல்லாம் வந்துட்டு நான் கீழே வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து பணம் போட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லணும் எவ்வளோ போட்டோம் ஐம்பது எழுபது நூறு இரநூறு அது பிரச்சனையே கிடையாது நீங்கள் தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வந்தவுடன் அவங்களுக்கு அந்த தானம் செய்துவிட்டு இந்த பேஜ்லேயே இந்த யூடியூப் பக்கத்துலேயே வந்து அந்த அறிவிப்புங்கிறது வெளியே வரும் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன் இவ்வளோ பணம் வந்திருக்கு வெளிப்படையாக நிச்சயமாக சொல்லப்படும் சரிங்களா இதை வந்து இரண்டு மாதமாக மூன்று மாதமா தெரியல அது எனக்கு தெரியல இது வந்து ஒரு முதல் முயற்சியாக நான் ஆரம்பிக்கிறேன் இதிலிருந்து துளி அளவு கூட நான் மாறப்போவது கிடையாது சரிங்களா அதுக்காக ஜோரோட கேள்வி கேட்கலாம் அதுக்கு அப்படிலாம் கிடையாது என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது ஒரு காரணத்திற்காக நான் செய்கிறேன் ஆகாமிய கர்மா நீங்களும் உருவாக்க வேண்டும் நானும் உருவாக்க வேண்டும் தானத்திற்காக மட்டும்தான் சரிங்களா இது வரைக்கும் நான் வந்து ஒரு நூறு வீடியோ போட்டிருக்கேன் நூறு வீடியோவில் எந்த வீடியோவுக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொன்னதே கிடையாது அதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் சொல்லவும் மாட்டேன்னு ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும் ஷேர் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ ஆதரவு கொடுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து நான் உங்களை எப்படி நம்புறது இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது தவறான வழிக்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படி என்று நம்பிக்கை இல்லாதவர்கள் தயவு செய்து நீங்கள் பணம் கொடுக்க வேண்டாம் சரிங்களா நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே அதாவது ஒரு அறிவிப்பு இனி ஜாதகம் என்னிடம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நிதி அதாவது ஒரு தானம்